யார் கொடுக்குறது அப்போ நாங்களாக கொடுக்குறோம் நாங்கள் இப்படி கண்ணை மூடி இப்படி வேண்டுமோ பில்டப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆஹா ஏதோ பெரிய லெவலில் வேண்டாப்புல நமக்கு ஏதோ மேஜிக் மந்திரத்தை போட்டு ஏதாவது பண்ணிட போகிறாரு அப்படி தான் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷமா இருப்பீங்க யார் உங்களுக்கு இந்த இந்த கன்ஃபர்மேஷன் எவன் கொடுத்தது முதல்ல கண்ணுக்கு தெரியலன்றக்கா எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குது இன்னொருத்தனை நம்பி நம்பி போய் மாட்டிக்காதீங்க அவன் ஏதோ ஸ்பெஷல் பதில் வச்சிருப்பான் ஸ்பெஷலாக வச்சிருப்பான் இன்னும் நம்மளை ஏதோ நல்லா ஒன்றும் கிடையாதுங்க குருவே ஐயா நானும் எங்கெங்கேயோ பயிற்சிக்கு போயிட்டேன் இருபது வருஷம் மேலே பயிற்சி எடுத்துட்டேங்க ஐயா ஆனால் உங்கள் மாரி ஒரு பிறவி இந்த உலகத்தில் அந்த ஆண்டவன் கொடுத்ததுக்கு உண்மையிலே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதாவது எனக்கெல்லாம் வந்து அந்த குரு வழிபாடு இருந்துச்சு ஆனால் இல்லாதவங்களுக்கு உண்மையிலேயே ஐயா உங்கள்கிட்ட வந்து பயிற்சி எடுத்தவங்க கண்டிப்பாக உண்மையிலே உணர்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன் எப்பயுமே எங்கேயுமே யார்கிட்டையும் வந்து பயிற்சிக்கு போக மாட்டாங்க வேறு யாரையும் குருன்னு ஏற்றுக்க மாட்டாங்க நான் உண்மையிலேயே நான் எனக்கெல்லாம் வந்து நான் எனக்கெல்லாம் மனசு உண்மையிலேயே பெரிய கொடுப்பினேன் மனசால சொல்கிறேன் யார் நீங்கள் உண்மையிலேயே தெய்வத்தோட பிறவி தான் உண்மையிலேயே நீங்கள் உங்களை பெத்த அம்மா அப்பா உண்மையிலேயே கொடுத்து வச்சுக்கோங்க மீண்டும் உங்களை சந்திப்போம் குடும்பத்தோட மறுபடியும் பயிற்சி எடுப்போம் நான் உண்மையிலேயே ரொம்ப வேதனைப்பட்டேன் ஐயோ என் பிள்ளைங்களை நான் கூட்டிகிட்டு வரலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா கடவுள்கிட்ட மட்டும் கேளுங்க வேற எவங்கிட்டையும் கேட்காதீங்க கொடுக்க முடியாது யார் நினைச்சாலும் கொடுக்க முடியாது நாங்களே இப்போ நீங்கள் என்ன மாதிரி ரமண மகரிஷியே வள்ளல் பெருமானே இல்லை நானும் நான் அவங்களை ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறேன் நான் ஏதோ பெரிய லெவல் போயிட்டேன்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீ என் பக்கம் தானே திரும்புறீங்க எங்கே திரும்பினாலும் மறுபடியும் எங்கிட்டே வந்து வந்து நிற்கிறீங்க அதனால் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாங்களே என்ன பண்ணுவோம்னா இறைவா எப்படி வேண்டும் நல்லா கவனிங்க உங்களை ப்ளஸ் பண்ணும்போது இப்படி தான் ப்ளஸ் பண்ணுவோம் இறைவா இந்த உயிருக்கு எது சிறந்ததோ ஏன்னா எது சிறந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது நீங்கள் ஒரு கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்பீங்க கிடைக்கிட்டோன்னு கொடுத்துட்டோன்னா நீ வீணாக போயிட்டீங்கன்னா யார் பொறுப்பு ஏற்றுக்கிறது இறைவா இந்த உயிரிற்கு எது சிறந்ததோ இந்த உயிரிற்கு அதை கொடுத்து அருள் செய் அப்படின்னு தான் வேண்டும் யார் கொடுக்கறது அப்போ நாங்களா கொடுக்குறோம் நாங்கள் இப்படி கண்ணை மூடி இப்படி வேண்டுமோ பில்டப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆஹா ஏதோ பெரிய லெவலில் வேண்டாப்புல நமக்கு ஏதோ மேஜிக் மந்திரத்தை போட்டு ஏதாவது பண்ணிட போகிறாரு அப்படி தான் தெரியும் உங்களுக்கு நாங்கள் அமைதி நிலைக்கு போகிறோன்றத அப்படி கண்ணை மூடி வேண்டாம் அதுக்காக என்ன நாங்களே கொடுக்குறதா நினைப்போம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா தெரியுதா அப்பப்போ அப்படி அப்படி கேட்டுக்கிறேன் ஆன்சர் மட்டும் பண்ணிடுங்க நீங்கள் யாரிடமும் எதையும் கேட்க முடியாது ஏன்னா அவனுக்கே தெரியாம போல பாதி பேத்துக்கு அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரிய மாட்டேன் ஏன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு இப்பதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆக பல பேர் இப்படிதான் சுத்துறாங்க போல இவ்வளோ தெளிவா இருக்கிற நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியல நமக்கு சில நேரத்தில் எனக்குள்ள என்ன நடக்குன்றது எனக்கே தெரிய மாட்டேங்குது நீ அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஆப்போசிட்ல ஆனால் உட்காந்துருந்தானே எனக்கு இப்படிதான் இப்படி தான் கனவு வந்ததுன்னா அவனே மண்டை சொல்லியும் இதுக்கு என்ன பதில் சொல்றது நம்ம புரியாதுங்க அவங்களுக்கு புரியாதுங்க புரிஞ்சுக்கோங்க உங்கள் உடம்பிற்கும் உங்களுடைய ஆன்மாவிற்கும் உங்களுடைய மனதிற்கும் நடக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் சம்பவங்களுக்கும் யாருக்கும் பதில் தெரியாது இறைவன் ஒருவனை தவிர இன்னொருத்தனை நம்பி நம்பி போய் மாட்டிக்காதீங்க அவன் ஏதோ ஸ்பெஷல் பதில் வச்சிருப்பான் ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருப்பான்னு நம்மள ஏதோ நல்லா ஒன்றும் கிடையாதுங்க ஏங்க புரியுமா காலில் விழுந்து கேட்கட்டுமா அப்படியாவது நம்ம ஒவ்வொருத்தர் திருவடிகளை பிடித்து கேட்கட்டுமா நம்பி தொலைங்க தயவு செய்து யார்கிட்டையும் எதுவும் கேட்காதீங்க முதல்ல யார்கிட்ட கேட்கணும் நீங்க எப்படி கேட்கணும் பயிற்சி முடிஞ்சோடனே புருவ மத்தியத்தில் எப்படி கேட்கணும் சொல்லி கொடுக்குறேன் அது இருக்கட்டும் அது வந்து ஸ்பெஷலாக கேட்கறது யோகி கேட்கறது மனுஷன் எப்படி கேட்கணும் முதல்ல ஏன்னா நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அவர்கிட்ட வந்து இறைவன்கிட்ட பூர்வ மத்தியத்தில் சின்முத்திர புருஷன் நீங்கள் போய் சொல்லி கொடுப்பீங்க எப்படி இப்படி வேண்டான்னு அப்படிப்பட்ட ஆட்களுக்காக எப்படின்னா யாருப்பா அது எங்கப்பா அந்த தெய்வம் கிளாப் பண்ணுங்கப்பா அந்த தெய்வத்துக்கு சரண்டர் கொடுத்தா குரு குறுக்காட்டி போ உனக்கு தெரியாது என்ன இருக்கு இதுதான் உண்மையான பக்குவ நிலை உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பொருள் கிடைச்சா சந்தோஷமா இருப்பீங்க யார் உங்களுக்கு இந்த அந்த கன்ஃபர்மேஷன் எவன் கொடுத்தது முதல்ல பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டா சந்தோஷமா இருப்பேன் ஒரு பத்து கோடி ரூபா லாட்ரி சீட்டில் விழுந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் சரி லாட்ரியில் பத்து கோடி ரூபா விழுந்துருது விழுந்தோடனே நீங்கள் அவ்வளோ பக்குவ நிலையோட வாழ்றீங்க நீங்கள் ரெண்டு வீடு வாங்கலாமா ஏழு கார் வாங்கலாமா இங்கே சுற்றலாமா அங்கே சு தறிகட்டு இன்னும் மணி மைண்டு வேகமாக ஓடுது எப்படி ஓடுது ஸ்பீடாக ஓடுது இன்னும் ஒரு சில ப அதெல்லாம் எங்கேயும் செலவு பண்ண மாட்டேன் பத்திரமா வச்சுப்பேன் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு பத்து கோடி போனோம் ரெண்டுமே பிரச்சனை தான் இப்படினாலும் பிரச்சனை தான் அப்படினாலும் பிரச்சனை தான் அப்ப இறைவா உனக்கு தெரியாதது என்று எதுவுமே கிடையாது உனக்கு தெரியாது ஐ மீன் எனக்கு தெரியாது கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் உனக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது ஆகையினால எனக்கு எந்த நேரத்துக்கு எதை கொடுக்கணுமோ எதை கொடுத்தா நான் நல்லா இருப்பனோ எது எனக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் நீ பார்த்து செய் இதுதானே உயர்ந்த நிலை பக்குவம் ஆமாவா இல்லையா கண்ணுக்கு தெரியலன்றக்கா எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறீங்களா அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குது கண்ணுக்கு தெரியலன்றக்கா எதையும் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா அதாவது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குது அது போக்ஸ் வரலன்றக்கா பேச மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ அதுதான் பேசிகிட்டு இருக்குது வேறு வேறு ஆள் மூலிமா நடிக்குது அது என்ன பண்ணுது அதுவே குரங்கா நடிக்குது அதுவே மனுஷனாக நடிக்குது அதுவே பூசாரியாக நடிக்குது அதுவே எலியா நடிக்குது அதுவே கிளியா நடிக்குது அதுவே எல்லாமே நடிக்குது பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம் பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம் பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள் ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் நன்றி வணக்கம்